hello everyone welcome to Behindwoods TV இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கைதி படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு இல்லைங்க அதை நான் இன்றைக்கி தான் அந்த படத்தை பார்த்தேன் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த படம் எப்படி இருக்குது நான் எப்படி ஃபீல் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்படி என்னென்ன வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இந்த கைதி படம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே அருமையாக இருந்திருக்கு படம் ரொம்ப எனக்கு வந்து அந்த படம் உட்கார்ந்து அந்த ரெண்டரை மணி நேரம் எனக்கு போனதே தெரில ஃபஸ்ட் ஹாஃப் போனதும் தெரில செகண்ட் ஹாஃப் போனதும் எனக்கு தெரியல அந்த அளவுக்கு படத்தோட ஸ்க்ரீன் பிளே எல்லாமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோயினே கிடையாது ஹீரோயின் கிடையாது எந்த ஒரு சாங்ஸும் கிடையாது வெறும் அந்த ஸ்கிரிப்டை மட்டுமே வெயிட்டான கதைங்க அது அந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டையே கிரிப்டோ வந்து ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சு அதையே ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதை வச்சே மையமாக வச்சு எடுத்திருக்காங்க கார்த்திக்கும் சுலமாக சொல்ல முடியாது அவரும் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்கேன் எதார்த்தமான ஒரு இந்த கைதி படம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட ரொம்ப அருமையாக இருந்தது படம் எனக்கு ரெண்டரை மணி நேரம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியல ஃபஸ்ட் ஹாஃப் எப்படி போச்சு செகண்ட் ஹாஃப் எப்படி போச்சு எதுவுமே எனக்கு தெரியல அந்த அளவுக்கு படத்தில் உட்காந்து அப்படியே ஸ்டன் ஆகி பார்த்துட்டு இருந்தேன் படத்தோட அந்த ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ளஸ் ப்ளஸ் பாயிண்ட் படத்துக்கு அந்த ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த கதையை தான் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சில படத்தில் வந்து ஹீரோ கிட்ட வந்துருந்தா ஹீரோக்காக நிறைய ஸ்கிரிப்டெல்லாம் அப்படி இப்படி பண்ணுவாங்க இது அப்படிலாம் கிடையாது கதை வெயிட் இந்த படத்தோட ஸ்கிரிப்டு தாங்க வெயிட்டு அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கார்த்திக் அருமையாக நடிச்சிருப்பார் அவரோட ஆக்ட் சொல்லவே முடியாது அந்தளவுக்கு தாறுமாறாக நடிச்சிருக்காரு சும்மா யதார்த்தமாக நடிச்சிருக்காரு கூட கூட நடிச்சவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருப்பாங்க நிறையன் ஆகட்டும் நிறையன் வந்து போலீஸ் கேட்டப்பில் வந்திருப்பார் அவரும் நல்ல ஒரு ஆக்டை கொடுத்துருப்பாரு தீனா கொஞ்சம் சப்போர்ட்டாக கொஞ்சம் சின்ன சின்ன காமெடி அந்த ஃபன்னியான காமெடிலாம் பண்ணுவார் கொஞ்சம் ஃப்ளோவாக அதுவும் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு நல்ல ஒரு படம் இது எந்த ஒரு போரும் அடிக்காது நல்ல ஒரு அடுத்து என்ன அடுத்து என்ன நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வத்தை தூண்டிக்கிட்டே இருக்கும் அந்த படம் பார்க்கும்போது ஸ்டோரி பிளாட் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா தன்னோட குழந்தை பத்து வருஷமாக ஜெயிலேருந்து பார்க்காம இருப்பார் குழந்தையிலேருந்தே பார்த்ததில்ல குழந்தையோட முகத்தை பார்க்கணும் அதோட வாய்ஸை கேட்கணும் ஒரு ஆர்வத்தில் கழுவு கழுவி ஜெயிலேருந்து வந்துட்டு இருப்பார் குழந்தை அந்த குழந்தைங்க த யார் வந்து நம்மளை இன்றைக்கி பார்க்க போகிறா அப்படின்னு ஒருத்தர் வந்து முக்கியமான ஒருத்தர் வந்து உங்களை பார்க்க போகிறா சொல்லுவாங்க யாராக இருக்கும்னு ஒரு திக்கிங்லேயே ஒரு க்யூரியாசிட்டிலேயே அது இருக்கும் அப்படியே அது ஒரு பாட்டாக இருக்கும் அது அப்புறம் வந்து நம்ம நரேன் அவர் வந்து சில ட்ரக்ஸோட கேங்ஸ் எல்லாம் வந்து பிடிக்கிறதுக்காக நிறைய பிளான் பண்ணுவார் அந்த ட்ரக்ஸை பிடிச்சி வச்சுருந்துருப்பார் அந்த ட்ரக்ஸோட கேங் வந்து அவர்கிட்ட இருந்து எடுக்கிறதுக்கு அவரை கோட்டத்துக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க அதுலேருந்து அவர் எப்படி தப்பிக்கிறாரு அந்த சில போலீஸ்லாம் ட்ரக்ஸ் கொடுத்து படுக்க வச்சுருப்பாங்க அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும் அதுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணுறாருன்ட்டு ஒரு ஸ்டோரி இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற இந்த நிறைய போலீஸ் இருக்குது பார்த்தீங்களா அவருக்கும் அந்த அந்த ட்ரக்ஸோட கேங் ஒர்க்கும் நடக்கிற பிரச்சனை இல்லை இந்த நம்மளோட ஹீரோ கார்த்திக் இன்வால்வ் ஆகிடுவார் அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் இன்வால்வ் ஆகிடும் ஒரு நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருப்பாங்க அவங்களும் அந்த விஷயத்தில் வந்து இன்வால்வ் ஆகிடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து அந்த நிறைய கனெக்டிவிட்டி இருக்கும் அந்த கதையில் நிறைய கனெக்டிவிட்டி எனக்கு பிடிச்சது அந்த விஷயம் தான் கனெக்டிவிட்டி வரும் அப்படியே ஒரு ஃப்ளோவாகவே போயிட்டுருக்கும் அந்த கதை கடைசியில் எப்படி வந்து அந்த கார்த்திக் வந்து கடைசியில் அந்த போலீஸுக்கு எப்படி ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணி முடிச்சு அவங்களெலாம் காப்பாற்றினாரு அவர் பொண்ணை போய் பார்த்தா எப்படி பா எப்படி பார்க்குறாருன்றதான் ஒரு கதையாகவே பிளாட்டாக வச்சுருப்பாங்க கடைசியாக அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருந்த அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க யார் தப்பிச்சாங்க அவங்கள யார் காப்பாற்று இன்னும் ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி பிளாட் இது அது ஸ்க்ரீன் ப்ளேவே அருமையாக எடுத்திருப்பாங்க அதை ஒரு சீன் பை சீன் எப்படி க்ரியேட் பண்ணோம் பே அந்த பேக்ரவுண்டு அந்த செட்டு சீன் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் சில சீன்லாம் ரொம்ப தாறுமாக இருக்கும் இந்த மிஷின் கன்லாம் வச்சு கிளைமேக்ஸில் நம்ம வந்து கார்த்திக் ஷூட் பண்ணுவார் அந்த சீன்லாம் செம்மையாக இருக்கும் உண்மையிலே சொல்கிறேன் இந்த படம் அருமையாக இருக்கும் நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படத்தில் இந்த படம் எனக்கு ஒரு ஃபேவரட்டான படமாகவே ஆயிடுச்சு ஏன்னா இந்த படத்தில் நான் முன்னே ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் சாங்ஸ் இல்லை ஹீரோயின் இல்லை எதுவுமே இல்லாமல் ஒரு கதையவே வச்சு இந்தளவு வெயிட்டாக உட்கார வச்சு பார்க்க வச்சுருக்காருன்னா அவர் ரொம்ப ஒரு பெரிய டைரக்டர்னே சொல்லிடலாம் ஏன்னா இப்போ நிறைய படம் வந்து வருது என்னென்னமோ பில்டப்லாம் கொடுக்குறாங்க போய் பார்க்குறோம் ஒன்றும் இல்லாத போய்டு இந்த படம் போய் உட்காந்து நான் ஷூராக சொல்கிறேன் நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் இந்த தீபாவளிக்கு பார்க்கக்கூடிய ஒரு தரமான படமாக தான் இதை நான் சொல்கிறேன் ஷூராக நீங்கள் நம்பி போய் பார்க்கலாம் இந்த படத்தை பாருங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் வேறு வேண்டியில் உங்களை சந்திக்கிறேன் until then bye from behind யூடியூப்லேருந்து உங்கள் வீடு டடா பை பாய்